குடிநீர் பிரச்சனை விவசாய பிரச்சனை அடுத்தபடியாக இந்த ஓட்டுநர்களுடைய வா பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறோம் இடத்துக்கு இடத்துக்கு நூறு ரூபாய் ஆகுதுன்னா டூ எக்ஸ் போட்டால் இரநூறுவா த்ரீ எக்ஸ் போட்டால் முந்நூறுவா அதை வந்து நாங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கிடுறோம் பட் கஸ்டமர் என்னன்னா நாங்கள் வந்து அதிகமாக அவங்கள ஏமாற்றி வாங்குற மாதிரி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த டாக்ஸிகள் இன்றைக்கு முடங்கி போய்விட்டன